என்ன மக்கா கொரோனா டெல்டா ஒமைக்ரான் எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் வச்சிருக்க எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் வைப்போம் எதனா லீவு ஒரு நாள் லீவுக்கு ரெண்டு நாள் பர்மிஷன் கேட்குற பையன் பேசுகிற பேச்சை பார்த்தியால <laughs> இத்தனை நாளாக பர்மிஷன் கேட்டு லீவு போட்டதெல்லாம் போதும்ல இதுக்கு மேலே பர்மிஷன் கேட்காம லீவ் போட்டுக்கோ நானும் எத்தனை நாள் தான் பர்மிஷன் கேட்டு லீவ் போடுறது அதான் இனிமேல் பர்மிஷன் கேட்காம லீவ் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏலே நீ என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது நீ முடிவு பண்ணக்கூடாது நீ சின்ன பசங்கிட்ட கொடுத்து ரெக்கார்டு எழுதுறது நோட்ஸ் எழுதுறது புள்ளிங் கட்டை கொடுத்து படம் எழுது எல்லாம் எனக்கு தெரியல ஏலே நான் நினைச்சேன்னா ஒரு ரெக்கார்ட் நோட்டு மட்டும்தானே வெளியே போவோம் ஸ்கூல் காலேஜுக்கு கஷ்டப்பட்டு வரவங்களுக்கும் இஷ்டப்பட்டு வரவங்களுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு நினைக்கிறேன் நான் வேணா ஒரு சாம்பிள் கட்டா இவங்க பேச்சு இங்கேயே காவுறவங்களுக்கு ரெண்டு மாதம் லீவு எலே எங்கள் வேலையா இல்லை ரெண்டு மாதம் லீவ் விட்டா எங்கள் வாதியார் பேச்சு காவிட்ருவோமா <laughs> மூணு மாதம் மூணு மாதம் லீவ் விட்டா நாலு மாதம் நான் சார் பேசினே இருக்கிறேன் கப்புனே இருக்கிறீங்க அஞ்சு அஞ்சு மாதம் லீவ் விட்டா மட்டும் ஆறு மாதம் இருங்க சார் இருங்க சார் அண்ணன் ஏதோ சொல்கிறாரு ஆறு மாதம் லாக் பண்ணிக்கலாமா